பாப்பாட்டி யூடியூப் சேனல் நீங்கள் எல்லாரும் இந்த கொரோனா காலகட்டத்தில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் போக வேண்டியதை தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுங்க ரெண்டு மீட்டர் இடைவெளியை தவறாமல் கடைபிடிங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் பொட்டேட்டோ பைட்ஸ் நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மூணு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு தோல் உச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப்பு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அஞ்சு பல்லு பூண்டை வந்து துருவி வச்சுருக்கோம் ஒரு இதுக்கு பேர் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது மூணு மிளகாயை வந்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் து நைஸாக இல்லை கொஞ்சம் இது மாதிரி தேவையான அளவு உப்பு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் உப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் பட்டரை ஆட் பண்ணிக்கிறோம் உங்கள் வீட்டில் பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு நம்ம ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து துருவி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து நல்லா வாசனை வர முடிய நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இதுக்கு பேர் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பாயில் ஆகிறதுக்கு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க அரிசி மாவு சேர்த்து நம்ம கிளறிட்டு இருக்கோம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நம்மளுடைய அரிசி மாவு பூண்டு பட்டர் சில்லி ஃப்ளேக்ஸ் இது நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாயில் பண்ண உருளைக்கிழங்கு வந்து துருவிக்கலாம் அரிசி மாவு ஆறிடுச்சு உருளைக்கிழங்க நம்ம துருவி வச்சுருக்கோம் இதெல்லாம் நமக்கு மிக்சிங் பண்ண போகிறோம் பவுலில் நம்ம துருவின உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி வெந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ரெண்டு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம் தேய்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாவு வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பாகவும் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பொட்டேட்டோ பைட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து நல்லபடியாக வந்துட்டுருக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் சாஸ் கூட மயோனிஸ் கூட சேர்ந்து பரிமாறுங்க தட்டு ஃபுல்லாக காலி ஆயிரும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது மாதிரி குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு மூணை வந்து நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் பூண்டு வந்து துருவி வச்சிருக்கோம் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் ஜூமில் பண்ண வேண்டாம் நீ அங்கே போயிரு அப்படியே டெமோ டெமோ தான் போயிட்டு இருக்கு ஆமாம் ஆமாம் டெமோ அங்கே போயிடலாம் நீ அப்படியே அரிசி மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் தேவையான அளவு சால்ட்டு இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதை வச்சு நீ காட்டும்போது இப்படி காட்டிக்கலாம் வேண்டாம் கையில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ